ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீராம் அல்டிமேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளிங் பண்ணும்போது ஏதோ ஒரு வாட்டர் கண்டென்ட் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு ஃபுட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுப்போம் ஃபஸ்ட் அது என்னென்ன சாப்பிட்லாம் என்னென்ன குடிக்கலாம் அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் வாட்டர் இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் வாட்டரை குடிக்கலாம் ஆனால் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்காது ஆனால் இப்போ நீங்கள் இது கூட எலக்ட்ரோலைட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் நார்மலாக நீங்கள் ஒரு எலக்ட்ரோலைட் சேர்த்துட்டிங்கன்னா மூணு காம்பனண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் ஒன்று சோடியம் மெக்னீஷியம் அண்ட் பொட்டாசியம் இந்த மூணு சேர்த்த எலக்ட்ரோலைட்ஸு ரொம்ப சிம்பிளான காம்பனண்ட்ஸ் தான் கண்டென்ட் எடுக்கும் போது உங்கள் எனர்ஜி வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும் அப்போ அதே சமயம் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் நீடிச்சிருக்கும் அந்த எனர்ஜி அதே சமயம் நீங்கள் நேச்சுரலாக எடுக்கணும்னா நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம இளநி இளநி வந்து ஹை இன் ஆல்ட்ரோலைட்ஸ் அது நீங்கள் கண்டிப்பாக குடிக்கலாம் ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் எது இதெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுகர் கண்டென்ட் இருக்குது அதிகமாக சுகர் கண்டென்ட் இருக்க ஜூஸு இல்லைன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்க ட்ரிங்க்ஸு அந்தமாதிரி எதுவுமே குடிக்காதுங்க அது உங்களுக்கு எனர்ஜி இம்ப்ரூவ் பண்ணும் ஆனால் வந்து ரொம்ப லாங் டைம் லாங் டைம் உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து சஸ்டெயின் ஆகாது அதே சமயம் உங்கள் ஸ்டொமக் வந்து ரொம்ப ஹெவியாக ஆக்கிடும் ஹெவியாக ஆகும்போது உங்களுக்கு வந்து சைக்கிளிங் வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஓட்ட முடியாது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஃபுட்டு என்னென்ன எடுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு ப்ரோ ரைடர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனர்ஜி செல் எனர்ஜி பார்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லை நம்ம நார்மல் ஒர்க் அவுட் ரைட்ஸு அப்புறம் அந்த கொஞ்சம் சின்ன சின்ன ரைட்ஸ்லாம் போகும்போது உங்களுக்கு அவ்வளோ எதுவும் தேவையில்லை நீங்கள் ஒரு நார்மல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேர்க்கடலை பருபி உடச்சக்கலை பருபி அந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக நம்ம வீட்டிலே செய்கிறது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது சமயம் சாக்லேட்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஒரு டென் ருபீஸ் சாக்லேட் போதும் ஒன் ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு டென் ருபீஸ் சாக்லேட் இருந்தால் போதும் அதே உங்களுக்கு எஃபிஷியண்ட்டான எனர்ஜி கொடுக்கும் நீங்கள் ஒன் ஹவர் நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறீங்கன்னா ஒன் லிட்டர் ஆஃப் வாட்டரும் ஒரு ஒன் ஒரு பார் ஆஃப் ஃபுட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் தென் இனஃப் சஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு எனர்ஜி வந்து லாஸ் ஆகாது அதே சமயம் நீங்கள் ரிவைவ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதை நீங்கள் ரைடுக்கு முன்னாடி எப்போவுமே அதிகமாக கார்போஹைட்ரேட் லைக் ரைஸ் வந்து ரொம்ப சாப்பிடாதீங்க அதே சமயம் நீங்கள் என்னென்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஓட் ஓட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு மில்க்கு ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க்கு அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு வாழைப்பழம் ஓரளவுக்கு லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க ஆனால் அதே சமயம் எனர்ஜியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் நீடிச்சு இருக்கும் இந்தமாரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சைக்கிளிங் ரைடு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்